ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கேய பேசுகிறேன் ரஷ்யா உக்ரைன் போர் இதுவரை இவ்வளவு கொடூரமாக நடந்ததே கிடையாது ரஷ்யா பெரிய பெரிய க்ரூஸ் மிசைல்ஸ் பெரிய பெரிய கடல் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்க ஆரம்பித்து விட்டது உண்மையிலேயே இது உக்ரைனை பழிவாங்கக்கூடிய ஒரு பெரிய தாக்குதல் நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் கருங்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரஷ்யாவின் கப்பற்படையை உக்ரைன் தாக்கியது ஒரு ட்ரோன் சிறிய ஒரு ட்ரோன் பயன்படுத்தி ரஷ்யாவின் கப்பற்படை கருங்கடலில் இருப்பதன் காரணம் ரஷ்யாவின் கிருமியாவை பாதுகாக்க கிருமியா ரஷ்யாவின் கீழ் இருப்பதால் தான் ரஷ்யா கருங்கடலில் பிளாக் சீயில் ஆதிக்கம் செலுத்த முடிகிறது ரஷ்யாவின் பெரிய படை கருங்கடலில் எப்போதுமே உண்டு இரண்டு மாதங்களுக்கு முன்பு ரஷ்யா கருங்கடல் வழியாக எந்த உணவு தானியங்களும் முக்கியமாக உக்ரைன் நாட்டின் எந்த உணவு தானியங்களும் கருங்கடல் வழியாக உலகத்தின் வேறு எந்த நாட்டிற்கும் அதிலும் முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முடியாது செல்லக்கூடாது என்ற தடையை ரஷ்யா செய்திருந்தது உடனடியாக அனைத்து ஐரோப்பிய நாடுகளிலும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டது முக்கியமாக பிரிட்டன் நாடு ஒரு பெரிய உணவு இல்லாத தாக்கத்தை சந்திக்க வேண்டிய சூழல் வந்தது உடனடியாக ஐநா சபை குறுக்கிட்டு துருக்கி நாட்டின் எர்டோகன் பஞ்சாயத்து செய்து துருக்கி ஐநா சபை ஐநா பாதுகாப்பு சபை மற்றும் ரஷ்யாவிற்கு இடையில் ஒரு தானிய ஒப்பந்தம் கிரெயின் டீல் செய்யப்பட்டது ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் மைய கருத்து ஒரு முக்கியமான ஒப்பந்தம் என்னவென்றால் கருங்கடலில் இருக்கக்கூடிய ரஷ்யாவின் கப்பற்படை மீது எந்த தாக்குதல் அல்லது போர் முயற்சிகளுமே இருக்கக்கூடாது உக்ரைன் அல்லது நேட்டோ நாடுகளால் எந்த ஒரு போர் முயற்சியுமே இருக்கக்கூடாது உளவு முயற்சிகள் கூட இருக்கக்கூடாது இதற்கு ஒப்புக்கொண்டால் தானியங்களை சுமக்கும் கப்பல்களை அனுமதிக்க தயார் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டு கப்பல்களும் அனுமதிக்கப்பட்டு ஐரோப்பிய நாடுகளின் உணவு சிக்கல் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்தது inflation was inflation is still high யாராலுமே பண பற்றாக்குறை அல்லது விலை உயர்வு போன்ற சிக்கலை இன்னும் கூட சமாளிக்க முடியவில்லை ஆனால் உணவு பற்றாக்குறை ஓரளவுக்கு தற்காலிகமாக சமாளிக்கப்பட்டது ஆனால் நேற்று திடீரென உக்ரைன் ஒரு சில ட்ரோன் ஆயுதங்களை பயன்படுத்தி கருங்கடலில் நிறுத்தப்பட்டிருக்கும் ரஷ்யாவின் கப்பற்படையை தாக்கியது அப்படியானால் அது ஏற்கனவே இருந்த கிரெயின் டீல் தானி ஒப்பந்தத்தை உக்ரைன் மீறியதற்கு சமம் ஆனால் புட்டின் உடனடியாக ரஷ்யா இனிமேல் கிரெயின் டீல் தானி ஒப்பந்தத்தை ஆனர் செய்ய முடியாது என்றும் நேற்றைய டேட்டாவின்படி நூற்றி இருபத்தி எட்டு கப்பல்கள் கருங்கடலில் ரஷ்யாவால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நூற்றி இருபத்தி எட்டு கப்பல்களிலும் தானியங்கள் நிரப்பப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல வேண்டிய தானியங்கள் ஆனால் ரஷ்யா இந்த கப்பல்கள் கருங்கடலை கடப்பதை அனுமதிக்க முடியாது என்று சொல்லி புட்டின் தடுத்து விட்டார் ஆனால் உடனடியாக ஐநா சபை நேட்டோ மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யா கப்பல்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் தானிய ஒப்பந்தங்களை மதித்து நடக்க வேண்டும் என்றும் இல்லையேல் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்றும் திடீர் அறிக்கைகளை வெளியிட ஆரம்பித்தது அப்படி நேட்டோ அல்லது ஐநா சபையால் என்ன செய்துவிட முடியும் சொல்லுங்க இவர்கள் ஒவ்வொருவரும் வெளியிட்ட அறிக்கைகளும் இவர்களது பேச்சுக்களும் கண்டிப்பாக புட்டினை கோபப்படுத்தியது புட்டின் இந்த தானிய தடைகளை இரண்டு வாரங்களுக்கு முன்பு கிரிமியா பிரிட்ஜ் தாக்கப்பட்ட அடுத்த நிமிடமே செய்திருக்க வேண்டும் ஆனால் தற்போது இந்த கருங்கடல் தாக்குதல் என்பது ரஷ்யாவின் சுண்டு விரலை உக்ரைன் தொட்டுவிட்டதற்கு சமம் எனவேதான் புட்டின் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டது உக்ரைன் இன்று ஒரு நாளுமே ஐம்பதுக்கும் அதிகமான குரூஸ் மிசைல்ஸ் ஒரே அடியாக ராக்கெட்ஸ் போலவே தாக்குதல் செய்து உக்ரைன் நாட்டின் கீவ் நகரை மொத்தமாக பதம் பார்த்து விட்டது ஒரு நாளைக்கு நான்கு அல்லது ஐந்து குரூஸ் மிசைல்ஸ் பயன்படுத்தி தாக்குதல் செய்வதே மிக அதிகமான கொடூரமான காரியம் என்று சொல்லலாம் ஆனால் ஒரே நாளில் ஒரு சில மணி நேரங்களில் ஐம்பதுக்கும் அதிகமான cruise missiles barrage of missiles என்பது அந்த நாட்டின் பாதி பகுதியை அழித்துவிடும் கிவ் நகரின் தொண்ணூறு பெர்சன்டேஜுக்கும் அதிகமான இடங்களில் வாட்டர் அண்ட் பவர் சப்ளை மொத்தமாகவே கிடையாது ஒரு நாட்டில் தண்ணீரும் மின்சாரமும் இல்லைன்னா அதுவும் ஒரு ஐரோப்பிய நாட்டில் தண்ணீரும் மின்சாரமும் இல்லை என்றால் அது ஒரு வாழ்க்கையா சொல்லுங்க அவர்களால தாக்கி பிடிக்க முடியுமா அதை நீங்க சொல்லுங்க உக்ரைன் காலி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவர்களால் தாக்கி பிடிக்க முடியவே முடியாது இதுக்கு மேல ஒரு நாட்டுக்கு எப்படி அழிவு வரணும் சொல்லுங்க நேட்டோ நாடுகள் படைகள் எதை என்ன பண்ண முடியும் நீங்க சொல்லுங்க கடந்த ஒன்பது மாதங்களாக ஒரு தனி மனிதன் ஒரு தனி நாடு ஒரு தனி நாட்டின் படை இன்னொரு நாட்டுக்குள்ளேயே போயிட்டு அந்த மக்களையும் படைகளையும் மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்ற வசதிகள் நிறுவனங்கள் ஆய்வு கூடங்கள் அப்படி இப்படின்னுமே எல்லாமே அழிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த மேற்கு நாடுகளின் பிரச்சாரம் இன்னும் கூட ஓயவே இல்லை இதுல வேற ரஷ்யா தோல்வியை சந்திக்குது ரஷ்ய படைகள் பின்வாங்குது அப்படி இப்படின்னு ஒரே விடா பேச்சு ஒரே போலி பிரச்சாரம் அதுக்கும் ஒரு அளவு வேண்டுமா இல்லையா பொய் சொல்லலாம் பொய் மட்டுமே சொல்லி ஒரு போரை செய்ய முடியுமா ஆனால் நூற்றுக்கணக்கான மக்கள் பலி ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் அழிக்கப்படுது எல்லாமே நடக்குது ஆனால் இவனுக்கு வெளியிடுற பேச்சு ரஷ்யா பின்வாங்குது இதிலும் அதிகமான டார்கெட்டட் ப்ரப்பகண்டா புட்டின் பற்றிய ஒரு தனி பிரச்சாரம் நடந்துகிட்டே இருக்கு ஆரம்பத்தில் அவர் கைகள் நடுங்க ஆரம்பிச்சாச்சு அப்புறம் அவருக்கு பார்க்கின்சன்ஸ் அப்புறம் அவருடைய உடம்பு எல்லாமே வீக்கம் போட ஆரம்பிச்சாச்சு அப்புறம் அவருக்கு கேன்சர் அப்படி இப்படின்னு எவ்வளவு டார்கெட்டட் ஃபேக் ப்ரொபகண்டா ஆனால் அவர் இப்போ நம்ம இந்தியா பற்றி புகழ்ந்து தள்ளினார் பார்த்தீங்களா அந்த ஸ்பீச்சில் கூட கெத்தா இருக்கிறார் சிங்கம் மாதிரி இருக்கிறார் ஆனால் இவனுக்கு நேற்று திடீர்னு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு புட்டின் ரஷ்யா உக்ரைன் போர் முடிகிற வரைக்கும் பதவியில இருக்க மாட்டாரு அதனால ரஷ்யாவின் சீனியர் லீடர்ஸ் அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சாச்சு அப்படி இப்படின்னு ஒரே தேவையில்லாத பேச்சு ஒரே போலி பிரச்சாரம் ஃபேக் ப்ரொபகண்டா இப்படி பல பல போலி பிரச்சாரங்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் பற்றி மட்டுமே நடந்துகிட்டே இருக்கு ஆனா இவர்கள் அவரை பற்றி செய்யக்கூடிய எல்லா ஃபேக் புரப்பகண்டா போலி பிரச்சாரங்களும் எனக்கு ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக ஒவ்வொன்றாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க சொல்லுங்க இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னன்னு கேளுங்க மைடி ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க ஒரு தனி மனிதனுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு பெரிய போலி பிரச்சாரத்தை செய்கிறாங்கன்னா இந்த மொத்த நாடுகளுமே நேட்டோ நாடாக இருந்தாலும் சரி ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி மொத்த உலக நாடுகளுமே ஒரு தனி நாடாக எதிர்க்கக்கூடிய ரஷ்யா பற்றிய ரஷ்யாவின் இந்த போர் பற்றி எப்படிப்பட்ட போலி பிரச்சாரம் இவர்கள் செய்வார்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி உண்மையிலேயே சொல்றேன் இவர்கள் ரஷ்யா பின்வாங்குது உக்ரைன் முன்னேறுதுன்னு சொன்ன எல்லாமே போலி பிரச்சாரங்கள் பத்து மாதமாக மேடை போட்டு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய பைடன் பிளிங்கன் எர்டோகன் போன்றவர்களை போரில் இறங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்ப தெரியும் இனம் அட்டையாளம் தெரியாமல் அழிக்கப்படுவது அது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் மட்டுமே அப்பாவி உக்ரைன் மக்களை பலி கொடுத்து புட்டினை எதிர்ப்பதாக காட்டிக்கொள்கிறார்கள் தாங்கள் கோழைகள் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக இவர்கள் அனைவருமே உணர்கிறார்கள் நவம்பர் மாதத்தில் அமெரிக்காவில் ஒரு தேர்தல் உள்ளது அந்த தேர்தல் முடியட்டும் பாருங்க பைடன் டெய்லி ஏதாவது இந்த போரை பற்றி பேச ஆரம்பிப்பார் தற்போது அந்த தேர்தல் பயத்தில் ஒரு நாளைக்கு நூற்றி மூணு ட்வீட்ஸ் அவரே பதிவு செய்வது போல் அமெரிக்க மக்களை நம்ப வைக்கிறார் வெறும் ஐம்பது ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய நாட்டில் ஐம்பத்தி ஐந்து ஸ்டேட்ஸ் இருப்பதாக சொல்லி உலர ஆரம்பித்து விட்டார் பைடன் உண்மையிலேயே சொல்றேன் உக்ரைனில் தற்போது நடக்கும் மனித அழிவுகளுக்கு புட்டின் காரணம் என்று சொல்வதை விட அதற்கு முக்கிய காரணம் உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியும் அமெரிக்க பிரசிடென்ட் பைடனும் தான் இது ஒரு சில பேருக்கு இது அபாண்டமாக பழி போடுவதாக தெரியலாம் ஆனால் இது பழி போடுவது கிடையாது மாறாக இதற்கான எல்லா ஆதாரங்களுமே ஊடகம் முழுவதுமாக உள்ளது இந்த போரினை நிறுத்துவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே அதற்கான எல்லா வழிகளுமே அமெரிக்காவிடம் உள்ளது பைடனுக்கு தெரியும் கண்டிப்பாக ஆனால் அவர் இந்த போரில் எதையுமே இழக்கவில்லை அவருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது எனவே அவர் ஆட்சியில் இருக்கும் வரை அல்லது அவர் உயிரோடு இருக்கும் வரை இப்படி ஏதாவது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் ரொம்ப அதிகமாக பேசிய போரிஸ் எங்கேன்னே தெரியல பிரிட்டன் இந்தியாவுக்கு அடிமையாகும் அளவுக்கு ஐரோப்பாவின் சூழல் மாறிவிட்டது அடுத்த எந்த நாடு இந்தியனால் ஆளப்படுமோ அது சீக்கிரமாக தெரிய வரும் இனிமேல் இதுவே ஐரோப்பிய நாடுகளின் கதியாக இருக்கும் கண்டிப்பாக அதாவது கிரைசிஸ் சிக்கல்கள் அதிகமான அதிகமாக இருக்கக்கூடிய நாட்டின் மக்களை இந்த மேற்கத்திய நாடுகளின் தலைவர்களால் ஆட்சி செய்ய முடியாது சிக்கல்கள் அதிகமான நிறுவனங்களையும் சிக்கல்கள் அதிகமான நாடுகளையும் இவர்களால் வழி நடத்த முடியாது ஆனால் கண்டிப்பாக இந்தியர்களால் முடியும் சிக்கல்களை சமாளிப்பது என்பது அது இந்தியர்களின் ரத்தத்தில் சற்று அதிகமாக ஊறிப்போன விஷயம் சிக்கல்களை சமாளிப்பதற்கே இந்தியர்கள் உடம்பில் எக்ஸ்ட்ரா நரம்புகள் உண்டுமோ என்னமோ தெரியவில்லை எனவே அடுத்தடுத்த மேற்கத்திய நாடுகள் இந்தியர்களால் கண்டிப்பாக ஆளப்படலாம் அதற்கான எல்லா வாய்ப்புகளுமே உண்டு கடந்த நான்கு அல்லது ஐந்து ஆண்டுகளில்தான் Rishi Sunak UK prime minister ஆவதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டது கண்டிப்பாக அதற்கு புட்டின் கூட ஒரு காரணம் எனவே இந்த ரஷ்யா உக்ரைன் போர் முடிவதற்குள் யாருக்காவது ஏதாவது ஐரோப்பிய நாட்டினை ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அதற்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பியுங்க ஃபன்னியா இருக்குல்ல அப்படித்தான் இருக்கும் ரிஷி சுனாக் சென்ற முறை கட்சி தலைவராக யூகே கட்சி தலைவராக போட்டி போட்டப்ப கூட அது ஒரு சில பேருக்கு ஃபன்னியா தான் காமெடியா தான் இருந்துச்சு ஓகே அதை விடுங்க மூன்றாம் உலக போருக்கான எல்லா அடையாளங்களுமே வெளிவர ஆரம்பித்து விட்டது நார்வே அதனுடைய படைகளை ஹை அலர்ட் மோடில் நிறுத்திவிட்டது it's a second time this month that Russia unleashed massive barrage of strikes on Ukrainian infrastructure அதிகமான கட்டிடங்கள் அளிக்கப்படுகிறது இந்தியாவின் அதிகமான மாணவர்கள் இன்னும் கூட உக்ரைனில் அண்டர் கிரவுண்ட் செல்லார்ஸ் பங்கர்ஸ் என பல இடங்களில் சரியாக மூன்று நேர உணவு இல்லாமல் தங்க வேண்டிய சூழலில் இருப்பதாக செய்திகள் வந்துள்ளது மார்ச் ஏப்ரல் மாதத்தில் இந்திய அரசு ஏற்பாடு செய்திருந்த இவாக்குவேஷன் நடவடிக்கைகளில் இவர்கள் இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்க வேண்டும் வரல இப்ப பாத்தீங்களா கொடுமைய எனவே இந்த போர் கொடுமையான ஒரு நிலையை அடைந்து விட்டது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பல நாடுகளில் உள்ள மக்களை உக்ரைனில் இருந்து வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பிக்கவே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எது எப்படியோ இந்த போரை நிறுத்துவதற்கு கண்டிப்பாக பைடன் மனம் விருப்பம் வைக்க வேண்டும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அது உண்மையா இல்லையா ஏன் இந்த பைடன் இப்படி பண்ணுறாரு அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மைடிய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் thank you so much my dear friends for வாட்சிங் all my videos and supporting my channel until I come back with my next awesome video it's bye bye from Suresh stay safe stay positive stay active and stay fit and always dream big in life நம்மளால் எப்போவுமே எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends and as I always a please take care of your parents at home உங்கள் அப்பா அம்மாவை வீட்லேயே வச்சு நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ